ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான என்ன ரெசிபி நான் செய்ய போகிறேன் அப்படின்னா சிக்கன் லிவரை வச்சு நான் chicken pepper chicken liver fry வந்து பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு ஸோ அதுக்கு நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் சிக்கன் லிவரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட அடிஷ்னலாக நம்மளுக்கு வேறு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் நான் ரெண்டு சைஸில் வந்து எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது க்ரீன் சில்லி பச்சை மிளகா மூணு பீஸ் எடுத்திருக்கேன் அது குட்டி குட்டி அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கறி லீஃபு அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இல்லை இது எதுக்கு அப்படின்னா ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காண்டி நான் ரம்பையில் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் ரம்பையில் போடுங்க இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து மிக்ஸ்டு மசாலா எல்லாமே சேர்ந்து சில்லி பவுடர்லேருந்து ஆரம்பித்து கொரியாண்டர் லீஃப் எல்லா பவுடரும் சேர்ந்து மிக்ஸ்டு மசாலா மிக்சட் குழம்பு மசாலா இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும் ப்ளஸ் இது வந்து சால்ட்டு கல்லூப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன அப்படின்னா மிளகு பெப்பரை வந்து நான் முழுசாக வாங்கி நானாக கடையில் வாங்காமல் நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னா இதில் புதினா இலையும் மல்லித்தலை இலையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அதர் இன்க்ரீடியன்ஸ் இது கூட நம்ம என்ன நான்வெஜ் பண்ணாலும் அது தாளிக்கிறதுக்கு உள்ள masala items masala item means மனமா ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ளது பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் ப்ளஸ் இதோட நம்மளுக்கு தேவையான ஆயில் அவ்வளோதான் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வோ ஆன் பண்ணிடுவோம் நல்லா கடாய் சூடானோன்னா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிடணும் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் நான் எனக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ரொம்ப கம்மியாகவும் ஊற்ற வேணாம் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாகவும் ஊற்ற வேணாம் இந்த மசாலா ஐட்டம்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகணும் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் பார்த்து ஊற்றிக்க வேண்டியதான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இதோட நம்மளுக்கு பட்டை கிராம்பு ஸோ ஏலக்காவை கொஞ்சம் நசிச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா அது தெரிக்கும் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் அது அந்த எண்ணெயில் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் போட்டிருக்கோங்க ரொம்ப நேரம் வைக்க வேணாம் அது வெடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதோட சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன் இதோட நறுக்கி வச்சுருக்க ஆனியன் போட்டுற வேண்டியதான் எல்லா ஆனியன் போட வேணாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போடணும் ஸோ அதுக்காண்டி நான் கொஞ்சம் ஆனியன் இதில் மிச்சம் வைக்கிறேன் நல்லா போட்டு நல்லா இந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் இதே மாதிரி அப்படியே ஆயிலில் இதை வேக விடுங்க இப்போ நான் இதோட என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதில் போடுறேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இதோட அடுத்து ரம்ப இலை இந்த ரம்ப இலையை நம்ம அந்த ஆயிலில் போட்ட உடனே அது ரம்ப இலையோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன போடணும்னா அடுத்து தேவையான அளவுக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது அந்த ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ அதை ஆட் பண்ணணும் நான் two spoon ginger garlic paste இதில் போட்டுட்டேன் இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க எப்போதுமே ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா தக்காளி போடுறதுக்கு முன்னாடி ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் போடுவாங்க பட் நீங்கள் எப்போதுமே ஃபஸ்ட்டு ஆனியனுக்கு அப்புறம் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் போட்டுருங்க அது நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவருங்க இந்த ரம்ப இலை அப்படியே வச்சு நல்லா ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்டு நல்லா வேகட்டும் ஒரு ஒன் மினிட் தான் அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போடலாம் பாருங்க நல்ல கலரு சேஞ்ச் ஆயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகினதோட மட்டும் இல்லாமல் இதோட அந்த நான் பண்ணுற இன்னைக்குள்ளே பண்ணுற அந்த ரெசிபியோட மெயின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் நம்ம இந்த ரம்ப இலை சேர்க்குறோம்ல அதுதான் இதோட ஸ்பெஷல் அது சேர்த்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர்னால் ப்ளஸ் நான் இதோட அடிஷ்னலாக இதில் வந்து பெப்பர் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவேன் அதுதான் இதோட ஸ்பெஷல் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க மிக்ஸ்டு மசாலாவை இதில் போடுறேன் எதுக்கு நான் இவ்வளோ மசாலா அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து சிக்கன் லிவர் வந்து ஒன் கேஜி நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் இன்றைக்கி மசாலா வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் ஸோ இதில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் நல்லா மசாலா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட சிக்கன் லிவரு நான் ஆட் பண்ண போகிறேன் இல்லை எந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல ஜஸ்ட் இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கத அப்படியே இதில் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்டவ்வை கேஸ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டீங்க ஏன்னா நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த சிக்கன் லிவரில் உள்ள வாட்டர் எல்லாமே வெளியில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியதான் இதை அப்படியே மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணி விட்டுருங்க ஒன் மினிட் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம அதை மோர் தென் ஒன் மினிட் வச்சோம்னாலும் இது ரொம்ப அந்த சிக்கன் வந்து லிவர் வந்து ரொம்ப சாஃப்டானது அடி பிடிச்சிரும் ஸோ அதுக்காண்டி நம்ம ஒன் மினிட் ஆனோன்னா கரெக்டாக நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துறோம் நீங்கள் பாருங்கள் நான் எந்த தண்ணியுமே அதில் ஆட் பண்ணலை ஜஸ்ட் அது சிக்கன் லிவரில் உள்ள தண்ணி மட்டும்தான் அப்படியே வெளியில் வந்திருக்கு இப்போது இது அதே சிம்மில் அப்படியே வச்சுட்டு இப்போ இதோட நான் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா சால்ட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கிறதுனால இப்போ நான் கொஞ்சம் சால்ட்டு போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போடுங்க சால்ட்டு கூட போயிடுச்சுன்னா அதை சாப்பிட முடியாது சால்ட்டு போட்டுட்டு அகெயின் நான் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே சிம்லே வச்சு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நான் குக் பண்ண விட்றேன் ஏன்னா சிக்கன் லிவர் வந்து நல்லா அந்த ஆயிலில் நல்லா குக் ஆகணும் அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் வந்து வராது பண்ணி பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இன்னும் வேக விடணும் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்றைக்கி கரண்டியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் லிவரோட சைஸ் வந்து நல்லா சுருங்கி சின்னமாக வரணும் அப்போ தான் நம்ம அதை வந்து லிவர் வந்து நல்லா வெந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியே வரணும் வெளியே வந்தால் தான் அந்த லிவரில் உள்ள அந்த ஒரு ஸ்மெல் ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் பெப்பர் வந்து ஆட் பண்ணுறேன் இதில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் ஏன்னா நான் இது மெயினாக பெப்பர் தான் அதிகமாக இது பண்ணுறேன் ஸ்பைஸியாக தான் பண்ணுறேன் பெப்பர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது இடையில நீங்கள் சால்ட்டை செக் பண்ணிவிட்டு சால்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பெப்பர் போட்டதுக்கு பிறகு நல்லா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு குக் பண்ண விட்டுருங்க ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலானால் நறுக்கி வச்சுருக்க கறி லீஃபு அந்த மல்லித்தலை புதினா தலை ஸோ கொஞ்சம் ஆனியன் ரா ஆனியன் இதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒன் மினிட் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு chicken liver pepper fry ready ஆயிடுச்சு பாருங்கள் என்ன ஒரு டேஸ்ட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ப்ளஸ் ஃப்ளேவர் வந்து இதில் நம்ம ரொம்ப இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு இதை நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கவங்க என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க thank you so much friends bye